ಕೆಲವ್ರು ಸುತ್ತ ಜೊತೆ ಬೋರದನ್ಕಾಗಿ யாரு கொடுத்தாலும் பத்தாத கண்டுபிடி சாப்பிடுங்க பத்தத்தோட நேற்று நேற்று நீங்க நேற்று மாட்டு மாட்டுக்கு கொஞ்சம் மகேஷ் திருப்பி திரும்பி திரும்பி கண்ணை கொண்டு வந்துருப்பா அந்த மென்னு கொண்டு அப்படி அப்படி போங்க அப்படி போங்க இல்லை ಸದ್ಗುರು ನೀವಿಂದು விநாயகர் பிரச்சனை எப்படி வந்து புடிச்சே பக்கத்துலேயே கடமுழம்பா இருக்குது அது நல்லா பக்கத்துலேயே Bueno, bueno, bueno, bueno, அப்படி வேணா சொல்லு